வெல்கம் டு மை செல்ஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானிப்பூரி எப்படி செய்வது அப்படிங்கிறது தான் பாருங்கள் இந்த மாதிரி மொறு மொறுன்னு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள் இப்போது நான் ஒரு பவுலில் ரவை எடுத்திருக்கேன் மைதா வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து உள்ளே சேர்த்துக்கணும் இதுக்கு பதில் கோதுமை மாவுனாலும் சேர்த்துக்கலாம் இது சால்ட் வந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறதேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி இந்த மாதிரி குறைய குறையா நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுனாலும் சரியாக வராது இப்போ பாருங்கள் இந்த அளவு ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் இப்போது நம்ம லைட்டாக ஆயில் தேய்ச்சி முப்பது நிமிஷம் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் இப்போது நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு மல்லி இலை ஒரு கப் அளவுக்கு புதினா இலை அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சால்ட்டு இப்போ மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந் எடுக்கலாம் இப்போ கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இந்தளவு திக்காக இருக்குது இப்போது நான் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறேன் பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எனக்கு சால்ட்டு கம்மியாக தெரிஞ்சிச்சு அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்து புளி தண்ணி வந்து சே செய்ய போகிறோம் புளியை வந்து நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதோட தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறேன் நாட்டு சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொதி வரையும் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி நல்லா ஆறுன பிறகு அதை மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணுங்கள் ஃபில்ட்ரு பண்ணி அது கூட வந்து டேட்ஸ் சிரப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரெண்டு இதுதான் ரெடி ஆயிடுச்சு இப்போது மாவு வந்து அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறேன் இந்த அளவுக்கு இருக்குது இதை வந்து நல்லா நம்ம வந்து மாவை கையால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுக்கணும் நல்லா அழுத்தம் கொடுக்க கொடுக்க தான் அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் அந்த பூரியும் வந்து உப்பெல்லாம் வரும் அப்படி இல்லைன்னா வராது இப்போது நான் இதை வந்து ரெண்டு இதாக பிரித்து எடுத்துக்கிறேன் ஏன்னா ஈரப்பதம் வந்து உடனே காஞ்சிரும் ஈரப்பதம் இல்லைன்னா சரியாக வராது அதனால் ஒன்றை வந்து தனியாக வச்சுட்டு ஒன்றை மட்டும் எடுத்து நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன் சப்பாத்தி மாவு எப்படி தேய்க்கிங்களோ அதை மாதிரி தான் தேய்க்கணும் ஆனால் இது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் இந்தளவு திக்காக இருந்தால் போதும் இப்போ இதை மாதிரி ஒரு குட்டி டம்ளர் எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இப்போ அதை மாதிரி நான் எல்லாமே செஞ்சு வைக்கிறேன் இப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா ஒட்டாமலே வந்துடும் இதில் மாவு போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நான் சொன்ன அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக அந்த மாதிரி பூரிலாம் வரும் உப்பெல்லாம் பாருங்கள் இதை மாதிரி மீதி இருக்க மாவையும் செஞ்சுட்டு தேய்ச்சி தேய்ச்சி நம்ம வந்து இந்த அளவில் எடுத்து செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது இது வந்து ரெண்டு உருளைக்கிழங்க வந்து இந்த மாதிரி அவிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து மசிச்சுக்கோங்க அது கூட அரை கப் வந்து பட்டாணி வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக மஞ்சள் தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து கால் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பூரி வந்து போட்டு ரெடி பண்ணலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ வந்து பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு பானிபூரி இப்போ அடுத்து ஒன்று அதை மாதிரி போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஆயிலை வந்து அதுக்கு மேலே எடுத்து எடுத்து விடுங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் புஷ்ஷுன்னு வரும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பானிபூரியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதுக்கு தேவையான இது வந்து பச்சை சட்னி இது வந்து புளித்தண்ணி அடுத்து இது நம்ம சே உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்த கலவை இது வந்து காரா பூந்தி இது பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி விடணும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் உடச்சி விட்ட பிறகு அதில் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்ந்ததாக உள்ள நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் காரா பூந்தி சேர்த்துக்கோங்க அது கூட புளி சட்னி வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவு தேவையோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் பச்சை தன் பச்சை சட்னியும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டு அவ்வளோதான் சாப்பிட ஆரம்பிக்கணும் மொத்தமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பக்கம் எங்கள் பாப்பாவும் அவளுக்கு தேவையானதை பண்ணிகிட்ருக்கா பாருங்கள் சுவையான பானிபூரி ரெடி நீங்களே வீட்டில் ரொம்ப எளிமையாக செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ